சீனாவில் சாம்சன் நகரில் புதிய வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுமார் தொன்னூறு லட்சம் மக்கள் வசிக்கும் பகுதியில் புதிய வகை தொற்று பரவி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அப்பகுதியில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் சீனாவில் முதன்முதலாக கொரோனா வைரஸ் தொற்று கண்டுபிடிக்கப்பட்டது அங்கிருந்து மளமளவென மற்ற நாடுகளுக்கும் பரவியது வெளிநாட்டு போக்குவரத்து காரணமாக உலக நாடுகளில் தொற்று ஏற்பட்டது கொரோனா தொற்றால் கோடிக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டனர் லட்சக்கணக்கில் மடிந்தனர் தொற்று ஒரே முறையுடன் முடிந்து போகாமல் பெருந்தொற்றாக முதல் அலை இரண்டாம் அலை மூன்றாவது அலை நான்காவது அலை தொடர்ந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த சூழலில் சீனாவில் தொற்று பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டது அதையும் மீறி அங்கங்கே தொற்றுகள் ஏற்பட்டட்டாலும் அவை அரசால் கட்டுப்படுத்தப்பட்டன இந்நிலையில் சீனாவின் தொழில் நகரமான சாம்சன் நகரில் புதிய வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுமார் தொன்னூறு லட்சம் மக்கள் வசிக்கும் அந்த பகுதியில் புதிய வகை தொற்று பரவி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனால் அப்பகுதியில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது அங்கே இன்று வெள்ளிக்கிழமை முன்னூற்று தொன்னூற்றேழு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் தொன்னூற்றெட்டு பேர் சாம்சன் நகர் இருக்கும் ஜிலின் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் முன்னதாக நேற்று தொற்று பாதிப்பு வழக்கத்தை விட லேசாக அதிகரித்தது அறுபது பேர் லேசான அறிகுறிகளுடன் பாதிக்கப்பட்டனர் அவர்கள் அனைவருடைய இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு மரண பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஜிலின் மாகாண சுகாதார அமைப்பு வெளியிட்ட தகவலில் சாம்சன் நகரில் வாழும் மக்கள் வீட்டில் இருந்தே பணிபுரிய கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் பேருந்து போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது தற்போது பரவும் தொற்று உமிக்ரான் வைரசின் பி இரண்டு வகையாக இருக்கலாம் என சந்தேகிக்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தொடக்கத்தில்தான் சீனாவில் கொரோனா வைரசால் ஆயிரம்க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர் கடந்த மூன்று வாரங்களுக்கு முன் முன்னூற்று தொன்னூற்றேழு பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கொரோனா வைரசால் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள வைரஸ் புதிய வகை வைரஸா ஏற்கனவே இருப்பதன் தெரிவா அதன் பரவும் வேகம் எப்படி இருக்கும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது எப்போது என்பது குறித்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை